தன்னுடைய ஒரு பரிவாரத்தோட ஒரு இடத்துக்கு போறார் ஒரு ஊரை தாண்டி போறாரு அவர் ஆள்ற ஊரு ஒரு கடத்தருக்கு அது வழியா போறாரு நம்ம கூட இருக்கிற அவருடைய அந்த சிப்பாய்கள் அதுல ஒருத்தர் வந்து இந்த மன்னருக்கு இந்த எலுமிச்சை பழச்சார் ரெடி பண்ணி கொடுக்குறாரு மன்னர் அதை டேஸ்ட் பண்ணிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு கொடுங்கன்றாரு உப்பு இல்லை ஸோ அதில் ஒருத்தர் என்ன பண்ணுறாரு இப்போ அந்த கடத்தெருவில் போய் கொஞ்சம் உப்பு எடுத்துகிட்டு வாப்பான் அப்படிங்கிறாரு அதுக்கு மன்னர் சொல்கிறாரு அப்படிலாம் போய் கடத்தெருவில் போய் எடுத்துட்டுலாம் வரக்கூடாது வாங்கிட்டு வரணும் உப்பு என்ன அளவோ அதுக்கு உண்டான காசு கொடுத்துட்டு போய் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு அதுக்கு அந்த சிப்பாய் சொல்ல என்னங்க கொஞ்சோண்டு உப்பு எடுத்துட்டு வர சொல் வர சொன்னா அதுக்கு இதெல்லாம் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு கேட்கல இல்ல அதுக்கு மன்னர் சொல்றாரு இல்ல நீ சொல்ற மாதிரி கொஞ்சோண்டு உப்பு தான் அதை நான் காசு கொடுக்காம எடுத்துட்டா மன்னரே காசு கொடுக்காம எடுத்துட்டாருன்னு சொல்லி பின்னாடி வர்ற என் பரிவாரம் இந்த மொத்த ஊரையும் கொள்ளையடிச்சிடும் அதுதான் மன்னர்கள்